ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் Aravind Anilkumar and welcome to Aravind talks travel பண்ணுறது தான் நமக்கு எல்லாருமே பிடிக்கும் ஒவ்வொரு இடத்துல போகும்போதும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் அண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்களும் அவங்களோட கல்ச்சர் ட்ரெடிஷன் எல்லாத்தையுமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அண்ட் இன்னைக்கு வீடியோவில் இந்தியாவில் இருக்கிற ஃபேமஸான பத்து பிளேசஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லோரும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது குதுப்பு மினார் குதுப்பு மினார் வந்து வேர்ல்டுலே டாலஸ்ட் பிரிக் மினாரட்டுன்னு அழைக்கப்படுது எழுபத்தி மூணு மீட்டர்ஸ் இருக்குது இது வந்து டெல்லியில் மெஹ்ரோலின்னு சொல்கிற ஒரு பிளேஸில் இருக்குது இது வந்து ரெட் சாண்ட் ஸ்டோனால் கட்டப்பட்ட ஒரு பில்லர் இது வந்து முகல் ரூலரான குதுப் அல் அதீன் ஐபக்கோட நேமுக்கு பின்னாடி ஃபார்ம் ஆன ஒரு பில்லர் இது இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரல் ஸ்டைலில் கட்டப்பட்ட ஒரு ஒரு பில்டிங் இது ஆயிரத்தி தொல் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணில் கட்டப்பட்ட ஒரு பில்டிங் யுனெஸ்கோவால் ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் இந்த பில்லர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குன்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ரெண்டாவதாக பார்க்குறது மெரைன் ட்ரைவ் மெரைன் ட்ரைவ் வந்து மும்பையில் சவுத் மும்பையில் இருக்கிற ஒரு நீளமான ரோடு இது வந்து மூணு பாயிண்ட் ஆறு கிலோமீட்டர் ரோடு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ரோடு பக்கத்தில் இருக்கும் சி ஷேப்டு ரோடாக இருக்கும் இதுக்கு இன்னொரு பேர் வந்து குயின்ஸ் நெக்லேஸ்னு சொல்லுவாங்க இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது பகஜோ ஷீத் கீர் அண்டு பலோஜினி மெஸ்ட்ரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இதோட மெயின் அட்ராக்ஷன் என்னன்னா இந்த பிளேஸ்லேருந்து சன்செட் வியூ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அண்ட் தென் மும்பைக்கு வர்ற எல்லா டூரிஸ்ட்டுமே இந்த ஒரு ஸ்பாட்டை மெயினாக மிஸ் பண்ணவே மாட்டாங்க நீங்களும் கண்டிப்பாக போங்க அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது இஸ்கான் டெம்பிள் இஸ்கான்னா இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஸ் கான்ஷியன்ஸ்னு சொல்லுவாங்க இந்த டெம்பிள் தான் வேர்ல்டிலே பெரிய ராதாகிருஷ்ணா டெம்பிள் இதுக்கு இன்னொரு பேர் வந்து ராதாகிருஷ்ணா சந்திரா டெம்பிள் இந்த டெம்பிள் எங்கே இருக்குன்னா ராஜாஜி நகர் பெங்களூரில் இருக்குது இதோட ஃபவுண்டர் வந்து ஏசி பக்த பக்தி வேந்தாந்தா சாமி பிரபு பாதா இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவர் ஸ்ரீ பண்டித் மது தாசா இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு நீங்கள் பில்கிரிம் சைட்ஸை பார்க்குறவங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை மிஸ் பண்ணாதீங்க நாலாவதாக நாம் பார்க்க போகிறது ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் இது வந்து நயாக்ரா ஆஃப் இந்தியான்னு இன்னொரு பேரும் இருக்குது இது தமிழ்நாட்டில் தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இது அமைஞ்சிருக்கு ஒகேனக்கல்ன்றது க கன்னடா வேர்டு ஹாகுன்னா புகைன்னு அர்த்தம் அண்டு கல்லுன்னா பாறைன்னு அர்த்தம் பாறைக்கு நடுவுலேருந்து புகை மாதிரி தண்ணி வரதால் இதுக்கு இந்த பேர் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க இந்த பிளே இந்த ஸ்பாட்டில் தான் வந்து மெயின்லி பரிசல் ஓட்டுறதும் அண்ட் தென் நிறைய போட் ரேசஸும் கண்டக்ட் பண்ணப்படுது அஞ்சாவதாக நாம் பார்க்க போகிறது ராமோஜி ஃபிலிம் சிட்டி இந்த ஃபிலிம் சிட்டி வந்து ஹைதராபாத்தில் இருக்குது அண்ட் தென் இந்த ஃபிலிம் சிட்டி தான் வந்து வேர்ல்டில் லார்ஜஸ்ட் ஃபிலிம் சிட்டின்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு இது கொடுத்துருக்காங்க இது வந்து ரெண்டாயிரம் ஏக்கர்ஸ் பரப்பளவு கொண்ட ஒரு ஃபிலிம் சிட்டி இதோட ஓனர் அண்ட் ஃபவுண்டராக இருக்கிறவர் வந்து ராமோஜி ராவோ இந்த ஃபிலிம் சிட்டியில் வந்து நிறைய மூவிஸ் எடுக்கிறதுக்கான அண்ட் நிறைய பாலிவுட் ஃபிலிம்ஸும் இங்கே தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க ஹைதராபாதோட மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷனே இந்த ஃபிலிம் சிட்டி தான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது விக்டோரியா மெமோரியல் விக்டோரியா மெமோரியல் வந்து குயின் விக்டோரியாவோட நினைவாக கட்டப்பட்டது இது வந்து கொல்கத்தாவில் இருக்குது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கட்டப்பட்ட ஒரு பில்டிங் இது வந்து இண்டோ சரசனிக் ஆர்கிடெக்சரல் ஸ்டைலில் கட்டப்பட்ட ஒரு பில்டிங் பார்க்குறதுக்கு தாஜ்மஹால் மாதிரியே இருக்கும் காரணம் இது மார் மக்ரானா மார்பிளில் கட்டப்பட்ட ஒரு பில்டிங் இங்கே வந்து இருபத்தஞ்சு கேலரிஸ் இருக்கும் மொத்தமாகவே அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜெந்தர் மந்தர் ஜெந்தர் மந்தர் வந்து டெல்லிக்கும் ஜெய்ப்பூருக்கும் இடையில இருக்குது இது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலில் ராஜா ஜெய்சிங் டூ என்றவளால் கட்டப்பட்ட ஒரு பில்டிங் இங்கே வந்து என்ன மெயின்லி இருக்குன்னா கால்குலேஷன் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்குது இங்கே பதினாலு வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் அதுலேயும் மெயினாக ராமயந்திரா அண்டு ஜெய்பிரகாஷ் யோஜனான்னு சொல்கிற ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அது வந்து ஸ்பீட் ஆஃப் செலஷியல்ஸ் பாடிஸில் கல் கால்குலேட் பண்ணோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹவா மஹால் ஹவா மஹால் வந்து பேலஸ் ஆஃப் வின்ஸு அதுக்கப்புறம் பேலஸ் ஆஃப் ப்ரீஸுன்னு சொல்லுவாங்க இந்த மஹால் வந்து ரெட் அண்ட் பிங்க் சாண்ட் ஸ்டோனால் கட்டப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் கட்டி முடித்தாங்க இதோட டிசைன் பண்ணது வந்து லால் சந்த் உஸ்தாத் என்பவர் இதோட டிசைன் பண்ணியிருக்காரு இது வந்து மொத்தமாக அஞ்சு பிரமிட் ஷேப்பில் இருக்கும் அஞ்சு பிரமிடல் வந்து சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும் இந்த பில்டிங் அண்ட் இந்த பில்டிங்கில் நிறைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இருக்கும்னு சொல்கிறாங்க நம்ம பார்க்க போகிறது ராஜமன்றி ராஜமன்றி வந்து ஆந்திராவில் இருக்கிற ஒரு சிட்டி மெயின்லி இது இந்த சிட்டியோட பிரிட்ஜை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சிட்டியோட பிரிட்ஜ் வந்து கோதாவரி பிரிட்ஜுன்னு சொல்லப்படுது காரணம் இது கீழே வந்து கோதாவரி ஆறு ஓடுது இந்த பிரிட்ஜ் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் கட்டப்பட்ட பிரிட்ஜ் பிரிட்ஜில் கீழே வந்து போட் சவாரி மேலே வந்து ரயில்வேஸும் போகிற மாதிரி இந்த பிரிட்ஜ் அமைக்கப்பட்டிருக்கு அண்ட் தென் இந்த பிரிட்ஜ் பிரெய்த்வெயிட் பர்ன் அண்ட் ஜெசோப்பால் கட்டப்பட்டது அடுத்து நம்ம பார்க்க போகிறது லுலு மாலை பற்றி லுலு மால் வந்து ஏஷியாலே மிகப்பெரிய ஷாப்பிங் மாலாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க இதோட மொத்த பரப்பளவே two point five million square feet அளவுக்கு இருக்குது இங்கே வந்து வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டியோட எல்லா ஆசசரிஸும் இங்கே வந்து கிடைக்கப்பெறும் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஷாப்பிங் பண்ண ஃபீலும் இங்கே வந்தால் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து கொச்சியில் இருக்குது சவுதியில் இருக்கிற லுலு குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் தான் இதோட ஓனர்ஷிப் இந்த மால் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போது மக்களுக்கிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் எனக்கு பர்சனலி ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியும் ஹவா மஹால் தான் பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன பிளேசஸ் பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் this is bye from Aravindan Kumar take care